எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க அதுக்கு முன்னாடி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுறது என்னென்னா உங்ககிட்ட பார்ட்டி வியர் சாரீஸ் கூட அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க இப்போ நம்ம பண்ண போகிறோம் அது யாருடையது அப்படின்னா இந்தியா ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குங்க ஸோ இவங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் எல்லாம் அவைலபிள் அப்படின்னா pre stitched party wear saris வந்து இவங்க வந்து ரொம்பவுமே ரொம்பவே ஃபேமஸுங்க ஸோ இவங்களுடைய ஸ்டைல்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ரஃபில்டு ப்ளீட்டட் டயர்டுங்க பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் embroidery printed floral foil print solid embellish இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே வந்து வித் ப்ளவுஸ் அண்ட் வித்தவுட் ப்ளவுஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டி வியர் சாரீஸ் வேணும் அது ப்ரீ ஸ்டிச்சுடு வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் வியூ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அந்த டேக் யூஸ் பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை வந்து நீங்கள் தாராளமாக அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இவங்ககிட்ட அது மட்டும் இல்லாமல் ரெடிமேட் ப்ளவுசஸ் அவைலபிளாக இருக்குது லெக் லெகங்கா செட் இருக்குங்க செப்பரேட் ஸ்கர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது unstitched sari with or without ப்ளவுஸ்மே அவைலபிளாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் kurtas and kurtis bottom dupattas maxi dresses எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க நியூ கலெக்ஷன்ஸ்னு போயிட்டீங்கன்னா நிறைய அசசரிஸ் எல்லாம் இருக்குது அதாவது லைக் பேக் ஜுவல்லரி ஃபுட்வியர் எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஸோ இந்தியா இவங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லேயும் வாங்கிக்கலாங்க எஸ்பெஷலி பார்ட்டி வியர் சாரீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கிடைக்கிது இப்போ நம்ம நம்மளுடைய சாரீஸை பார்க்கலாங்க ஒவ்வொரு சாரியாக ஃபஸ்ட்டு வந்து sari number one double one nine one nine சாரியுடைய number one nine one sari nine one nine சாரியுடைய number nine one nine colour green double ஷேடில் வருதுங்க ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பியூர் காட்டன் சாரீங்க நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்டிஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் அதாவது வாஷ் பண்ணும்போதே நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் next sari sari number nine two zero body of sari க்ரீனுங்க இந்த க்ரீன்லேயே வந்து கொஞ்சம் டபுள் ஷேடாக தாங்க வரும் க்ரீனோட மேங்கோ எல்லோ வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இது வந்து மிஷின் மேடுங்க இந்த பியூர் காட்டன் வந்து machine made sari number nine two one இது வந்து லைட் கலர் சாரீங்க அதாவது லைட் க்ரீனோட என்ன ஆயிருக்கும் அப்படின்னா லைட் பிங்க் கலர் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ ரெண்டுமே லைட் கலர் லைட் கலர் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு பாடி ஆஃப் சாரி வந்து லைட் கலரில் தான் வரும் இது வந்து எம்போஸ் டைப்பில் இருக்கக்கூடிய காட்டன் சாரீங்க சாரீ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு அந்த எம்போஸ் டைப்பு வரும் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க சேம் பாடி எப்படி இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும் sari number nine double two இது வந்து ஆல்கே க்ரீனில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லோவும் மிக்ஸ் ஆகிருக்கும் ஆல்கே க்ரீன் கூட உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு சாரியுடைய ப்ரைஸ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லிங்க ஆயிரம் ரூபாய்க்கு இந்த சாரீ உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த சாரீஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இந்த லோ பட்ஜெட் சாரீஸ்க்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை sari number nine two three இதுமே டபுள் ஷேட் கலரில் தாங்க வருது அதாவது மேங்கோ எல்லோ கூட ப்ளூ மிக்ஸ் ஆகிருக்கு எல்லா சாரிலுமே உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு இந்த எம்போஸ் டிசைன் வருதுங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணும்போது transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற கலர் வந்து பீச் கலரில் இருக்குங்க சாரியுடைய கலர் பீச் கலர் எல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு தாங்க எதுவுமே ஜரி ஒர்க்கு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு காட்டன் த்ரெட் ஒர்க்கே தான் இந்த சாரியுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா அல்கி க்ரீன்லேயே லைட் கலரில் வருங்க மேக்ஸிமம் இந்த காட்டன் சாரீஸ் வந்து உங்களுக்கு லைட் கலரில் வரும் சிலது மட்டும் டார்க் கலரில் வருங்க அதாவது நம்ம ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணலை அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் டார்க் கலராக வரும் ரெண்டு கலர் டிஃப்ரெண்ட் கலர் ரெண்டு கலர் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது லைட் கலராக வருங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி காட்டன் சாரீஸில் லைட் கலர்ஸ் தான் வந்து கேட்குறதுனால நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணுறோம் sari number nine two six colour வந்து ஆரஞ்சு கலர் இந்த ஆரஞ்சு கலரோடய என்ன இருக்குன்னா லெமன் எல்லோ வந்து மிக்ஸ் ஆகிருக்குங்க சரி நம்பர் நைன் டூ சிக்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே pure cotton saris machine made thousand rupees வருங்க இந்த சாரீஸ் ப்ரீபேமெண்ட் மோஷ் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் தாராளமாக இந்த சாரீஸை வந்து புக்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 குவாலிட்டிக்கோ வந்து கண்டிப்பாக ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து பியூர் காட்டனுங்க ஸோ உங்களுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்கும் லிட்டில் பிட் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுமே டபுள் ஷேடில் வருதுங்க ஆரஞ்ச் அண்டு லைட்டாக பிங்க்கும் மிக்ஸ் ஆகிருக்கு sari number nine two nine இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது nine two eight so numbers பொறுத்த வரைக்கும் அசண்டிங் ஆர்டரில் தான் இருக்கோங்க சப்போஸ் ஏதாவது ஒரு சில சாரீஸ்க்கு நான் நம்பர் சொல்லலைன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சாரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் என்ன சாரீ நம்பர் வரும் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்களே ஃபைன் பண்ணிக்க முடியும் sari number nine two nine இது என்ன அப்படின்னா மஸ்டர்ட் எல்லோ கூட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க next sari sari number nine three zero இந்த சாரி வந்து ராணி பிங்கோட மேங்கோ எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குங்க sari number nine three zero எல்லாமே சூப்பரான குவாலிட்டி சாரீஸுங்க ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் கண்டிப்பாக இந்த சாரீஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் sari number nine three one இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் பிளாக்கோட என்ன இருக்குது அப்படின்னா பர்பிள் மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ நல்லா டார்க்காக தெரியும் உங்களுக்கு நைன் த்ரீ 931 சார் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோங்க அதாவது நம்ம மிக்சிங் பண்ணும்போது பிளாக் கலரோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய நார்மல் கலர் வந்து இன்னும் டார்க்காக தெரியும் இதுவே லைட் கலர்ஸோட அது ஒயிட்டோ அல்லது சாண்டில் கலரோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நார்மல் கலரை விட லைட்டாக தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம இந்த பிளாக் மிக்சிங்லேயும் சில சாரீஸ் வந்து பார்ப்போம் அந்த பிளாக் மிக்சிங்கோட பார்க்குறீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் லிட்டில் பேட் டார்க்கராக தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது full and full black colour nine three two sari number nine three two black colour thousand ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம இந்த சாரீ சென்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ண முடியுங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரியோடைய பிக்சரோ அல்லது வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து ஷாப்பில் நேரில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஏன்னா இப்போ நம்ம வீடியோ ஷோ பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் வந்து குரூப்லேயே இருப்பீங்க ஸோ குரூப்பில் ஃபோட்டோஸ் பார்த்த உடனே இமீடியட்டாக நிறைய வந்து புக் ஆகும் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சாரீஸ் வந்து நம்ம நேரில் கண்டிப்பாக கொடுக்க முடியாது அண்ட் இதெல்லாம் கலர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு பீசஸ் தாங்க அவைலபிள் இருக்குது இப்போ இது வந்து கோட என்ன இருக்குது அப்படின்னா violet mixing sari number nine three double three sari nine double three இது வந்து nine three four colour red colour சாரியுடைய கலர் ரெட் கலருங்க nine three four next sari sari number nine three five இது வந்து உங்களுக்கு ரெட்டோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு பாடி ஆஃப் சாரி என்ன கலரில் தெரியும்னா மெரூனில் தெரியுங்க நைன் த்ரீ 936 இந்த நைன் த்ரீ சிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக்கோட ப்ளூ மிக்சிங் ஸோ அதனால் அந்த ப்ளூவே வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக உங்களுக்கு தெரியும் அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது சாரீ கோடோடு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவைலபிலிட்டி செக் பண்ணி இமீடியட்டாக உங்களுக்கு வந்து நம்ம ரிப்ளை கொடுக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் மெசேஜ் வந்து ஓல்டு மெசேஜஸ்லேயே இருக்கும் கண்டினியூஸாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அது ரீசன்ட் மெசேஜ் போயிடும் அப்படி ஏன் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னா நம்ம எப்போவுமே ரிப்ளை வந்து ஓல்டு மெசேஜஸ்லேருந்து தான் ரீசன்ட் மெசேஜஸ்க்கு போவோம் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அது ஓல்டுலேயே இருக்கும் அப்போ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நம்ம அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியும் இதே கண்டினியூஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா அது ரீசன்ட் மெசேஜ் போகும் அப்போ லேட்டராக தான் உங்களது பார்க்க முடியும் அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய சாரி வந்து இல்லாமல் போகிறதுக்கு தாங்க நிறைய சான்சஸ் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நைன் த்ரீ செவன் இது வந்து க்ரீனோட பிளாக் மிக்ஸிங்க sari number nine three eight இந்த சாரி வந்து பிங்கோட பிளாக் மிக்ஸிங்க sari number nine three eight இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே pure cotton saris thousand rupees வரக்கூடிய இந்த சாரீஸை நம்ம வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த சாரீஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்